வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு ஆயத்தொலை வடிவியலில் முக்கோணத்தின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் முக்கோணத்தின் பரப்பு அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா முக்கோணத்தின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னு முந்தைய வகுப்புகளில் படிச்சிருக்கோம் முக்கோணத்தின் பரப்பு சமம் ஹாஃப் பிஹெச் பி அடிப்பக்கம் ஹெச் குத்துயரம் ஆனால் ஒரு கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகளான x1 y1 x2 y2 x3 y3 பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் அமைக்கலாம் C என்பன முக்கோணம் இன் பக்கங்களின் நீளங்கள் என்க இங்கு இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை காணும் சூத்திரத்தை பயன்படுத்தி ஏபியோட நீளம் சீனு பிசியோட நீளம் ஏ சிஏவோட நீளம் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2S சமம் A plus B plus C பயன்படுத்தி square root of S into S minus A S minus B S minus C Heron ஹெரோன் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியின் பரப்பை நம்ம ஒன்பதாம் வகுப்பில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துருக்கோம் இந்த முறையில் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது சற்று கடினமாக இருக்கும் அதனால் மூன்று முனைப்புள்ளிகளை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பினை பக்க அளவுகள் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முறையை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இரண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ மூன்றாவது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ முக்கோணம் ஏபிசியின் முனைப்புள்ளிகளாக எடுத்துக்கலாம் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சமம் half into X one Y one X two Y two X three Y three முதல்ல என்ன புள்ளி எழுதியிருக்கிறோமோ அதை மறுபடியும் எழுதலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாருங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் half X one Y two plus X two Y three plus X three Y one bracket close பண்ணிவிட்டு மைனஸ் கீழிருந்து மேலே Y one X two Y two X three Y three X one சதுர அலகுகள் இன்னொரு வகையிலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஒய் எழுதிட்டு மூணு எக்ஸ் ஒய் எழுதி one two two three three one எழுதிக்கலாம் செகண்ட் ப்ராக்கெட்டில் ஒய்எக்ஸ்னு எழுதி one two two three three ஒன்னும் எழுதலாம் முக்கோணத்தின் பரப்பு எப்பவுமே குறையெண்ணா இருக்க இயலாது எனவே குறையெண்ணாக இருந்தால் எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க முக்கோணத்தோட மூன்று புள்ளிகளும் கடிகாரத்தின் எதிர் திசையில் எடுத்துக்கொண்டால் முக்கோணத்தின் முனைகள் வரிசையாக எடுக்கப்பட்டவை எனலாம் இவ்வாறு வரிசையாக எடுக்கப்பட்டால் முக்கோணத்தின் பரப்பு குறையெண்ணாக அமையாது எல்லாம் கவனிங்க இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ரஃபாக கிராஃப் வரைஞ்சு மார்க் பண்ணும்போது புள்ளிகள் கண்டிப்பாக கடிகாரத்தின் எதிர் திசையில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் முக்கோணத்தின் பரப்பு குறையன்னாக அமையாது கடிகார முள் திசையில் இருந்தால் நம்ம எதிர் திசையில் மாற்றி கால்குலேஷனை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சம் ஒன்று கமா மைனஸ் ஒன்று இங்கே புள்ளி குடிக்கலாம் மைனஸ் நாலு கமா ஆறு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு பாருங்கள் கடிகார முள் சுற்றும் எதிர் திசையில் புள்ளிகள் அமைஞ்சிருக்கு முக்கோணத்தின் பரப்பு சமம் half X one Y one X two Y two X three Y three X one Y one just பெருக்கிடுங்க பாருங்கள் Y one X two Y two X three Y three X one இப்படி எழுதும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹாஃப் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இப்படி எழுதிக்கலாம் X one Y one X two Y two X three Y three முதல்ல இருக்கிற புள்ளி மறுபடியும் ஒன்று மைனஸ் ஒன்று இதை நம்ம ஃபஸ்ட்டு மேலிருந்து கீழே பெருக்கணும் ஓரார் ஆறு நாலஞ்சு இருபது இரண்டு எண்களை பெருக்கும்போது ரெண்டு மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு மூணோன் மூணு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஒரு நாங் நான்கு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு எண்களை பெருக்கும்போது ஒரு மைனஸ் ஐந்தோன் ஐந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற மூன்று எண்களும் மிகையெண்களாக இருக்கிறதுனால மூணையும் கூட்டிக்கலாம் இருபத்தி ஒன்பது இரண்டாவது ப்ராக்கெட்டில் முதல் எண் மட்டும்தான் மிக எண் இந்த இரண்டு எண்களை கூட்டி நான்கை கழிக்கலாம் மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணுலேருந்து நாளை கழித்தால் மைனஸ் பத்தொன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருபத்தி ஒன்பது ப்ளஸ் பத்தொன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் பாதி இருபத்தி நாலு இருபத்தி நான்கு சதுர அலகுகள் முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி நான்கு சதுர அலகுகள் இரண்டாவது கணக்கு மைனஸ் பத்து மைனஸ் நாலு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மூன்று புள்ளிகளையும் கிராஃபில் நம்ம குறிக்கலாம் கிராஃபில் இவ்வளோ நீளம் போட வேண்டியது இல்லை நமக்கு தேவையான எண்களை மட்டும் குறித்து போடலாம் பாருங்கள் ஏ பி சி கடிகாரமுள் சுற்றும் திசையில் புள்ளிகள் இருக்குது ஸோ நம்ம கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் புள்ளிகளை மாற்றி அமைக்கணும் ஃபஸ்ட்டு புள்ளியை அப்படியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு புள்ளியை அப்படியே வச்சுட்டு செகண்டையும் தேர்டையும் மட்டும் இடம் மாற்றி நம்ம கிராஃபில் குறித்து பார்க்கலாம் ஏ மைனஸ் பத்து மைனஸ் நாலு பி மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு சி மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் புள்ளிகள் அமைஞ்சிருக்கு முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் கொடுக்கப்பட்ட கணக்கில் இருக்கிற புள்ளிகளை எழுதாமல் நம்ம கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் எடுத்ததை தான் எழுதணும் எதிர் திசையில் புள்ளிகளை நம்ம அமைச்சிருக்கோம் அந்த புள்ளிகளை எழுதணும் மைனஸ் பத்து மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து மைனஸ் நாலு பெருக்கலாம் பைத்தஞ்சு ஐம்பது மூணோன் மூணு எட்னா முப்பத்தி ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கீழிருந்து மேலே நான் மூணு பன்னெண்டு ஐஎட் நாற்பது ஓர்பத் பத்து எல்லாமே மிகையன்களாக இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுடலாம் ஐம்பது கூட்டல் மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு கூட்டல் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து மைனஸ் இந்த மூன்று எண்களை கூட்டுங்க நாற்பது கூட்டல் பத்து ஐம்பது ஐம்பது கூட்டல் பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு எண்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தி ரெண்டை கழிச்சா இருபத்தி மூணு இருபத்தி மூணில் பாதி பதினொன்று புள்ளி ஐந்து சதுர அலகுகள் இதே மாடலில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ